டே சிவா தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா சிவா அண்ணா பிரச்சனை இல்லைண்ணா அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் தானே இவண்ணா வேலை முடிஞ்சு டைம் ஆச்சு இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா ஏன்டா காடி ஸ்லோ ஆகுது வந்துடுவான் தெரிஞ்ச பொண்ணு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் ஓகே அஞ்சு நிமிஷம் தானே okay okay carry on carry on time என்ன வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமு ஒண்டி என்ன பண்ணிட்டு இருக்க சரி அது விடு ஏன் ஃபோன் எடுக்கல என் அப்பா அம்மாக்கு நீ என் லைஃப் பார்ட்னராக இருக்கிறது பிடிக்கல நான் என்ன பண்ணுறது நான் என் அப்பா அம்மாவை பார்க்குறதா இல்லை உன்னை பார்க்குறதா எனக்கு தெரியலை நான் நடுவில் நின்று மாட்டிக்கிட்டு இருக்கேன் உன் அப்பா அம்மாவுக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் என் பர்சனாலிட்டி ஜாதி பிரச்சனை அப்புறம் நான் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லை அவ்வளோதானே புரியுது உள்ள செம்ம சூடு அதான் மச்சி செம்ம கால் வலி போ அவன் இன்னும் பேசிட்டு இருக்காங்களா ஆமா இன்னும் பேசிட்டு இருக்காங்க போல ஓப்போட அப்பாவோட பிளான்லாம் எனக்கு நல்லா தெரியும் என்ன கழட்டி விட்டுட்டு உன் மாமா பையன் இருக்கானே ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதுனா அப்போ என் சைட்லேருந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை நீ ஏன் என்கிட்ட இப்பெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல காடி என்ஜின் வேறு ஓனில் இருக்குது பெட்ரோல் விலை வேறு ஏறிக்கிட்டு இருக்கு என்ஜின் அடிச்சிடலாமா அடைச்சிடுறேன் மச்சி சரி போய் அடைச்சிருப்போம் சரி முத கண்ணத்தோட ஷர்மிளா டைம் ஆச்சு நீ முத வீட்டு கிளம்பு என்ன இந்த நேரத்துல இருந்து மேல எங்க இருந்து குருவி சத்தம் எங்க எங்க அது எங்க எங்க ஷர்மிளா இரு நானும் கூட வரேன் சார் நான் கொஞ்சம் லேட் ஆச்சு அது என் கேர்ள் தான் அந்த ஜங்ஷன் வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறேன் சரியா சரி பரவாயில்ல நோ இஷ்யூ நீ போய் விட்டுட்டு வந்துரு அப்புறம் நான் வந்து என்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே தானே ஆமாம் ஆமாம் நல்ல வேலை ஆஃப் பண்ணிங்க என்ன வேறு முடிச்சு நான் வேற கற்றுவோம் ஓகே சீக்கிரம் போ ஓகே ஷர்மிளா நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்லிட்டேன் இட்ஸ் ஓகே உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு எனக்கு தெரியும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல மச்சி ஒரு சாவியை கையில சுத்திட்டு இருந்தேன் காணா போச்சு மச்சி என்னது சாவியை காணுமா டேய் தேடுறா தேடு தேடு அங்க போய் தேடு இது அங்க போய் தேடு என்ன பண்ணிட்டு இருந்த எப்படி தொலைஞ்சிச்சு அங்க அங்கிட்டு போய் தேடு அங்கிட்டு போய் தேடு சாவி எங்கடா இருக்க கிடைச்சிருச்சுடா ஓ கிடைச்சிருச்சா அவனும் வந்துட்டானா நான் சொர்ணா சொர்ணா வாங்க கிளம்பலாம் என்ன செய்வ ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா ஏதாவது பிரச்சனை இருந்தா தயங்காமல் ஷேர் பண்ணு ஓ இதான் மேட்ரா சிவா நம்ம லைஃப்பில் ஏதாவது பண்ணுறதா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இருட்டு ரோட்டில் வந்து தொலைஞ்ச பொண்ணு சாவி தேடுற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாகணும் இல்லைனா அது கிடைக்காது ஸோ நீ வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை அதே மாதிரி பர்சனாலிட்டியும் சுமாராக இருக்குது ஸோ அது எப்படி நீ தான் பார்க்கணும் ஐயோ காட் நின்றுச்சா சரி அப்போ நான் முத தூங்குறேன் நான் நீங்கள் சொல்கிறத நான் யோசித்து பார்த்தேன் நீங்கள் சொல்கிறது சரி தானே எஃபர்ட் போடுறது டைம் போடணும் அதென்ன சொல்ல வரீங்க சரி புரிச்சில புரிஞ்சுண்ணா பர்காஸ்